ஹாய் வணக்கம் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிளைன் சாரீஸ் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரீ ஃபஸ்ட்டு பேட்டர்னுங்க sari number five seven six சாரியுடைய நம்பர் ஃபைவ் செவன் சிக்ஸு இப்போ ரீசெண்டாக கூட இந்த அப்டேட் போட்டிருந்துருப்போங்க போட்ட அப்டேட்டில் எல்லா சாரியுமே வந்து சோல்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ மறுபடியும் வந்து இந்த கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக இமீடியட்டாக சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கள் ஒன்ஸ் ஃபைவ் செவன் சிக்ஸ் பல்லுவன் blouse purple body of sari grey colour top and பாட்டமில் உங்களுக்கு ஜரி பார்டர் வந்துடுது கான்ட்ராஸ்டாகவும் இருக்குங்க அண்ட் பாடியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் வரும் அது வந்து பிளாக்கில் தாங்க வரும் பிளாக் கலர் த்ரெட்டு தாங்க ஆட் ஆகிருக்கு இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் த்ரெட்டு ஆட் ஆகிருக்குங்க எல்லா கலர்ஸ்லேயுமே ஃபஸ்ட்டு பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் சாரியுடைய price five thousand two hundred இந்த வீடியோலையே ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு வரைக்குமான வெரைட்டிஸில் நம்ம பார்ப்போம் ஸோ அந்த வகையில் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது five thousand two hundred so இந்த பேட்டர்ன் ஃபுல் பிளைனு அந்த லைன் வர மாதிரி இருக்கக்கூடியது five thousand two hundred sari number five double seven பல்லுவன் ப்ளவுஸ் உங்களுக்கு பர்பிள் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன்றுக்கும் இந்த செகண்ட் ஒன் பர்பிளுக்குமே வித்தியாசம் இருக்குதுங்க ஸோ இது கொஞ்சம் வைலட் uh, ஷேடில் வரக்கூடிய purple body of sari peacock blue sari number five double seven next sari number five seven eight and இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா pure silk sari warp weft ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் பியூராக இல்லையாங்கிறத கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா கண்ணில் பார்க்குறது மூலமாகவோ இன்னொரு சில்க் சாரீ கூட கம்பேர் பண்ணுறது மூலமாகவோ அது பியூரா இல்லையான்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லவே முடியாதுங்க நீங்கள் த்ரெட் எடுத்து செக் பண்ணால் மட்டும்தான் அது உறுதியாகும் body of sari dark maroon colour நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே பிளாக் காம்பினேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே டார்க் ஷேடில் தாங்க வரும் பல்லுவன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் மஸ்டர்ட் எல்லோ கூட black mixing sari number five seven eight five thousand two ஹண்ட்ரடுங்க sari number five seven nine so இந்த லைன்ஸ் வரக்கூடிய இந்த பேட்டர்ன் ஃபுல்லாமே ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கே அதுவும் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாங்க கேஷ் ஆன் டெலிவரிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி தரோம் பாடி ஆஃப் சாரீ இங்க் ப்ளூங்க டார்க் இங்க் ப்ளூ பல்லுவன் and blouse brown colour dark brown sari number five seven nine next sari number five eight zero body of sari dark green பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் மஸ்டர்ட் எல்லோ கூட black mixing cash on delivery option நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சிங்கிள் சாரீ மட்டும்தான் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரீ புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் sari number five eight one இந்த கலரை பொறுத்த வரைக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ப்ரௌன் கலர்லையும் பாடி ஆஃப் சாரி வந்து கிரே டோன் மாதிரி தாங்க வரும் ஆனால் ஆக்சுவலாக பிளாக்கோட லைட் பெய்ஜ் கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ பார்க்கறதுக்கு லைட்டாக பெய்ஜும் தெரியும் அண்ட் லைட்டாக கிரேவும் தெரியுங்க அண்ட் இந்த சாரீஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் நம்ம ஷோ பண்ணும்போது எல்லா சாரியுமே புக் ஆகிடுறதுனால ஷாப்பில் ஷோரூமில் இந்த சாரீஸில் ஒன்று கூட வைக்க முடியலைங்க ஸ்டாக்கு ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் நேரில் வர்றீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க நாட் ஓன்லி திஸ் கலெக்ஷனுங்க இது மட்டும் கிடையாது நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடியது ஏதாவது வாங்கணும் அதுவும் நேரில் போய் தான் பார்த்து வாங்கணும்னு ஏதாவது நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு அந்த சாரியை சென்ட் பண்ணி இதில் கலெக்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குதா இல்லை கலர்ஸ் இருக்குதா இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் வந்து இந்த கலெக்ஷன்ஸில் மட்டும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குங்க ஏன்னா மேக்ஸிமம் ஆன்லைனில் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடியது எல்லாமே ஆன்லைன்லேயே புக் ஆகிடுது சோல்ட் ஆகிடுறதுனால ஷாப்பில் கலெக்ஷன்ஸ் வைக்க முடியலைங்க அதில் இது ஒன்று இந்த கலெக்ஷன்ஸும் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் புக் ஆகிடுறதுனால ஷோரூமில் நம்மளால் இது வைக்கவே முடியலைங்க body of sari dark navy blue பல்லுவன் blouse purple sari number five eight two sari number five eight three olive க்ரீன்லேயே டார்க் க்ரீனாக இருக்குங்க body of sari olive green dark green பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் ப்ரௌன் கலர் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரே பேட்டர்னில் இருக்கிறது தாங்க five thousand two hundred rupees வரக்கூடியது இன்னும் five thousand four hundred six ஹண்ட்ரடுக்கும் வெரைட்டிஸ் இருக்குங்க இதை முடிச்சுட்டு அப்படியே ஒன் ஒன் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எது வேணுமோ நீங்கள் இதை வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணிக்கலாம்னா சாரீ கோடு சென்ட் பண்ணி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 ஏன்னா கண்டிப்பாக வந்து டூயல் ஷேட் கலர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாக்டாக ஃபோட்டோவில் வராது ஸ்லைட் வேரியேஷன் வந்து கலரில் வரதாங்க செய்யும் body of sari dark green பல்லுவன் ப்ளவுஸ் ப்ரௌன் கலர் சரியுடைய number four eighty five so இது வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க சாரியோடைய ப்ரைஸ் அடுத்து அடுத்த கேட்டகிரி அதாவது பிளெயின்லேயே அடுத்த வெரைட்டி ஃபைவ் எயிட் சிக்ஸ் சாரியுடைய நம்பர் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஏன் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் அப்படின்னா சாரியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் அந்த சேரீ நெசவு பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய லேபர் சார்ஜஸை பொறுத்து தாங்க அந்த சேரீயுடைய ப்ரைஸே வந்து வரும் சாரியுடைய நம்பர் ஃபைவ் எயிட் சிக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து எல்லோ கூட மேங்கோ எல்லோ கூட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அது எப்படி தெரியும்னா உங்களுக்கு மெகந்தி க்ரீன் மாதிரி தெரியும் ஸோ மெகந்தி க்ரீன் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு பிளாக் மிக்ஸிங்கிறதுனால கட்டாயம் சாரியில் சில இடங்களில் பிளாக் கலர் த்ரெட்டு தெரியுங்க இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் பல்லுல உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் சரி வந்துடுது டாப் அண்ட் பாட்டமில் மைல்டாக உங்களுக்கு இந்த த்ரீ லைன்ஸ் வந்துடும் இதோடைய price five thousand four hundred ஐயாயிரத்தி நானூறுபாங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸுக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குங்க sari number five eight seven இது வந்து ராணி பிங்க்கும் அண்டு இங்கு ப்ளூவும் மிக்ஸுங்க ஸோ அது அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன டோன் வரும் அப்படின்னா வயலட் கலர் டோன் வரும் டூயல் ஷேடில் ஃபைவ் எயிட் செவன் இதோடைய ப்ரைஸ்மே five thousand four hundred Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரீபேமெண்ட்டாக நான் சாரியோடைய அமௌண்ட் என்னவோ ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் பே பண்ணிக்கலாம் முன்னாடியே இதுவே கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்தால் three hundred rupees extra charges நீங்கள் முன்னாடியே பே பண்ணுங்கள் இஎம்ஐ ஆப்ஷனோ அல்லது கிரெடிட் கார்டு ஆப்ஷனோ நம்மக்கிட்ட இல்லைங்க sari number five eighty eight five double eight இது வந்து ராமர் க்ரீன் கலர் இதுவும் five thousand four hundred different price ranges அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ஒவ்வொரு சாரீக்குமே நான் ப்ரைஸ் சொல்லிடுறேங்க இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு body of sari and blouse வந்து பிளெயினாக வரும் பல்லு மட்டும் உங்களுக்கு சரி ஒர்க்கோட வருங்க sari number five eight nine இது வந்து பாட்டில் க்ரீனுங்க பாட்டில் க்ரீனோடையே என்ன இருக்குன்னா பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ கொஞ்சம் டூயல் ஷேடு மாதிரி வரும் பட் நல்ல டார்க்கு பாட்டில் க்ரீனுங்க ஸோ நம்ம மாதிரி பாட்டில் க்ரீனோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கும் போது அதை விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியுங்க ஸோ இந்த கலர்ஸும் கூட நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க பாட்டில் க்ரீனில் பிளெயினில் வேணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது ஸ்டாக் இல்லைங்க இப்போ வந்திருக்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா இமீடியட்டாக வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் sari number five nine zero இது வந்து ஆலிவ் க்ரீன்லேயே லைட் கலராக வருதுங்க இதுவுமே ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தாங்க அண்ட் நிறைய பேர் வந்து சப்போஸ் கேட்குற சாரி இல்லை அப்படின்னா வரும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி நோட் பண்ணி எங்களால் என்ன பண்ண முடியலன்னா ஃபாலோ அப் பண்ண முடியலைங்க அதனால தான் குரூப் அப்டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போஸ்டிங் வரும்போது அப்டேட்ஸ் வரும்போது ஆன் டைமில் புக் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷன்ஸும் அதே மாதிரி தாங்க மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம குரூப் அப்டேட்ஸில் தான் கலெக்ஷன்ஸே வரும் செப்பரேட்டாக நம்ம கலெக்ஷன்ஸ்னு வைக்கிறது இல்லைங்க ஸோ கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது வர மாதிரி இருந்ததுன்னா ஆன் டைமில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்த கேட்டகரிங்க இது sari number five nine one பார்க்குறீங்க இது பிங்கிஷ் ஆரஞ்சு கலர் பல்லுவில் கோல்டு சரி ஒர்க் வர்றது இல்லாமல் பாடியிலையுமே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு லைன்ஸ் வருது ஸ்ட்ரைப் லைன்ஸ் வருது இதோடைய price five thousand six hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க இந்த கேட்டகரி உங்களுக்கு பாடி மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ்லேயுமே அந்த ஸ்ட்ரைப் லைன் வந்துடும் sari number five nine two light கலரில் கூட அந்த ஸ்ட்ரைப்ஸ் தெரியாதுங்க டார்க் கலர் வரும்போது நல்லாவே தெரியும் ஸோ இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலருங்க க்ரீன் பீகாக் க்ரீன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலருங்க நார்மல் க்ரீன் கலரோ ப்ளூ கலரோ இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் எக்ஸாக்டாக இதோடைய நேம் எனக்கு சொல்ல தெரியல ஸோ அதனால தான் கொஞ்சம் யூனிக்கான கலர்னு சொல்கிறேன் இதுவுமே five thousand six hundred rupees next sari sari number five nine three இது வந்து வயலட் கலர் ஸோ இந்த வயலட் கலரில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் அந்த stripe lines five thousand six hundred இந்த லைன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே தான் தெரியுமே தவிர இன்னர் லேயரில் தெரியாது அதாவது இன்னர் லேயர்னா உள்பக்கம் வந்து தெரியாது வெளிப்பக்கம் தான் தெரியும் இந்த வீடியோவில் நீங்கள் இருக்கிறது பிளைன் வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய சாரீஸுங்க எல்லாமே பியூர் சில்க் சாரி தாராளமாக நம்மக்கிட்ட சாரி வாங்கினதுக்கப்புறம் அது பியூராக இல்லையாங்கிறத த்ரெட் எடுத்து செக் பண்ணியே பாருங்கள் எல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால பியூர் சில்க்குக்கு ஏற்ற டெக்ஸ்டரோட தாங்க இருக்கும் பாலிஸ்டர் மாதிரி பளவளப்பாவோ வளவளப்பாவோ இருக்காதுங்க அண்ட் எல்லாமே வெயிட்லெஸ் சாரி வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரி இந்த சாரியுடைய colour beige colour number five nine four price five thousand six hundred and five thousand two hundred five thousand four hundred and five thousand six hundred இந்த மூணு ப்ரைஸ் ரேஞ்சஸில் நீங்கள் plain வெரைட்டிஸ் பார்த்தீங்க ஏதாவது சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த சாரீ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வரணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ